ஹே வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணி எப்படி சாஃப்டாக பரோட்டா பண்ணுறது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே கொண்டு வந்து சேரும் இப்போது இந்த ஐஸ்கிரீம் வந்து இருபது இரநூறு எம்எல் அடிச்சிருக்காங்க இரநூறு எம்எல் ஐஸ்கிரீமோட எட்டு கிலோ மைதாமா ஆட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி போட்டு பசஞ்சிருக்காங்க ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டேன் இந்த பரோட்டாவை இது ரொம்ப சாஃப்டாக இருந்தது ஆக்சுவலாக பார்த்தா ஊத்தப்பம் அளவுக்கு சாஃப்டாக இருந்தது நான் கேட்டேன் அவங்க வந்து ஒரு கேட்ரிங் சர்வீஸ் சொன்னாங்க அவங்க பண்ணாத சொன்னாங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அவங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்த்துக்கலாம் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்து அந்த ஐஸ்கிரீம் தண்ணியோடு கலந்து அதில் மாவு கொட்டி பசங்க இதே மாதிரி பசங்க இதே ப்ராசஸ் தான் வழக்கமாக நீங்கள் செய்கிற பரோட்டாங்க இதுக்கு என்னென்னா சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அது நீங்களே வீட்டில் செய்து பாருங்கள் ப்ரொபோர்ஷன் குறைச்சி விட்டு பாருங்கள் இது வந்து எட்டு கிலோன்றது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ரொபோர்ஷன் அப்படியே ஐஸ்கிரீம் வைக்கிறோம் குறைச்சிருங்க குறைச்சி செய்து பாருங்கள் நல்லா டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்குது ஆவரேஜ் இந்த மாவு ஊற நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற ப்ராசஸ் பிகாஸ் இது வந்து உங்களுக்கு அவங்க லார்ஜ் ஸ்கேலில் பண்ணதுனால அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் ஆவரேஜ் ஆயிருக்கும் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிருக்கும் அந்த அளவு நீங்கள் ஊற வச்சா போகிறோம் ஒரு வச்சு நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் நம்ம வியூவர்ஸ்க்காக அவங்க கிச்சனுக்கு நேராக போய் இதை ஷூட் பண்ணப்பட்டிருக்கு முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க எடுத்து உருண்டை பண்ணுங்கள் எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா உருண்டை வந்து பாருங்கள் அவங்க உண்டு உருண்டை பண்ணுற ஸ்டைல் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஒரு கிலோவுக்கு இருபத்தி ரெண்டுன்ற ரேஞ்சில் அவங்க சொல்லியிருக்காங்க ஆவரேஜாக ஒரு கிலோக்கு இருபத்தி ரெண்டு பரோட்டா வரும்ன்ற ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க எட்டு கிலோ மாவு எடுத்திருக்காங்க இது வந்து ஆவரேஜாக ஒரு கிலோவுக்கு இருபத்தி ரெண்டு பீஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க அது கால்குலேட் பண்ணி தான் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க அதேமாதிரி ஆவரேஜாக ஒரு இருபது டு இருபத்தி அரை மணி நேரத்துக்குள்ளே ஆயிருக்கும் அந்த மாவு ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி பரோட்டா கடைங்களில் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வியூஸ்க்காக தான் எடுத்துருக்கேன் அதை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது ஏன்னா பல சாஃப்ட்னஸ் பார்த்துருக்கோம் பரோட்டாவில் ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணி புதுமையாக பண்ணிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க நாங்கள் பண்ணிட்டு என்ன பண்ணும் கடைசியில் ஒவ்வொன்றா எடுத்து தட்டி கல் தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறாங்க பாருங்கள் ஸோ எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இது ரெடி பண்ணிவிட்டு கல் சூடான உடனே ஒன் பை ஒன் போட்டு எடுக்கிறாங்க இதை வந்து இங்கே பாருங்கள் இந்த எக்ஸ்பர்ட் இந்த எக்ஸ்பர்டைஸ் பண்ணுறது கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்தால் நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கிது சாதாரணமாக அப்படியே நாலு லேயராக ஊட்டி போடும் அப்போ நல்லா நல்லா இருக்காது அந்த இருக்காது இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் தின் தின்னாக இருக்குது அந்த லேயர் ஸோ அந்த அந்த தின்னாக இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் அண்ட் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்குது லேயர் பை லேயராக வருது ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க எடுத்து அடுத்து என்ன பண்ணுங்க ஒன் பை ஒன் தவாவில் போடுறாங்க பாருங்கள் எப்படி அதை ப்ரெஸ் பண்ணுறாங்க பாருங்களேன் அது ஆச்சரியமாக இருக்குது ஜஸ்ட் பாம் உள்ளங்கையில் அழுத்துறாங்க அது அவ்வளோதான் அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் அந்த மாவு இருக்குது இது விட்டு சப்பாத்தி கட்டலாம் தேவையில்லை ஒன் பை ஒன் எடுத்து போடுறாங்க பாருங்கள் கையில் ஊட்டும்போது அந்த ப்ரெஷர் விடுறாங்க முடியும் அந்த ப்ரெஷர் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ கல்லில் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே எண்ணெய் விட்டுக்கிறாங்க ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே அதை அடுத்த பக்கம் திருப்பி போடுறாங்க அந்த அளவுக்கு வந்திருக்க பாருங்கள் இது அடுக்கிட்டு வரிசையாக ஒன் பை ஒன் பாருங்கள் எண்ணெய் விடுறாங்க அதில் சரியான தீ மீடியமான தீ வச்சுங்க ஜாஸ்தி தீ வேணால் கருகி போயிடும் மீடியமாக வச்சுருக்காங்க இது வந்து திருப்பி போட்டு என்ன பண்ண கடைசியில் ஃபைனல் டச் முக்கியம் அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் அடுக்கி வச்சு ஒரு தட்டு தட்டு அவங்க உழுக்கு உழுக்குவாங்க பார்த்தீங்களா அப்போ தான் அந்த லேயர் லேயராக வரும் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த ஃபைனல் டச் ஒவ்வொரு விஷயத்திலும் ஃபைனல் டச் முக்கியம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க எல்லாம் முடிச்சாச்சு பாருங்கள் இப்போ இந்த கலர் இந்த கலர் வந்துருந்தால் போகிறோம் ஒரு கோல்டன் ப்ரௌன் இதுதான் கரெக்டான கலர் ரொம்ப தீஞ்சு போக வேண்டாம் எடுத்துங்க இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா சொன்ன மாதிரி அந்த ஃபைனல் டச் முக்கியம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி அடிக்கிட்டு தட்டுறாங்க இதுதான் உங்களுக்கு லேயர் லேயராக வரதுக்கு நல்லா காரணம் இந்த மாதிரி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்களை கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி நல்ல வீடியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ